அனைவருக்கும் வணக்கம் தலைப்பு இளைஞர்களின் சிந்தனை லட்சத்தை நோக்கியே என் பெயர் தி செந்தமிழ் ஏன் இன்றைக்கு இளைஞர்களுடைய சிந்தனை லட்சத்தை நோக்கி இருக்கிறது லட்சியத்தை பற்றி சிந்திக்கவே இல்லையா இளைஞர்கள் என்று கேள்வி எழுப்பலாம் ஆனால் நம்முடைய சமுதாய கட்டமைப்பு இன்றைக்கு எப்படி இருக்கிறது முழுக்க முழுக்க பொருளாதாரத்தின் அடிப்படையில் தான் நம்முடைய சமுதாய கட்டமைப்பு இன்றைக்கு இருக்கிறது ஒரு ஆராய்ச்சி சொல்லுகிறது உலகில் தமிழ்நாட்டில் மட்டும் லட்சக்கணக்கான மக்கள் இரவு உணவின்றி உறங்க செல்லுகிறார்கள் என்று ஒரு ஆராய்ச்சி சொல்லுகிறது தன்னுடைய அன்றாட தேவையான உணவை அடைய முடியாமலேயே எத்தனையோ லட்சம் மக்கள் இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பிறகு இவர்களுடைய சிந்தனை எப்படி லட்சியத்தை நோக்கி இருக்க முடியும் என்று நான் கேட்கிறேன் பட்டதாரியாக எத்தனை பொறியியல் இளைஞர்கள் இன்றைக்கு சேல்ஸ்மேன்களாக வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு லட்சியத்தை அடைய வேண்டும் என்பது கனவுதான் ஆனால் அவருடைய குடும்ப சுமையும் தன்னுடைய வறுமையும் அவர்களை லட்சத்தை நோக்கி திருப்பி விட்டிருக்கிறது என்று சொல்லுவேன் அவர்களுடைய கனவை அடைவதற்கான எந்தவித சாத்தியக்கூறுகளையும் இந்த சமூகம் கொடுக்கவில்லையோ என்பது என்னுடைய ஆதங்கமாகவும் இருக்கிறது இன்றைக்கு தமிழ்நாட்டில் மட்டும் எத்தனையோ இளைஞர்கள் குடும்பச் சுமையின் காரணமாகவும் வேலைவாய்ப்பின்மை காரணமாகவும் வெளிநாட்டில் சென்று யாரோ ஒருவருக்கு அடிமையாக வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் தன்னுடைய தந்தை வாங்கிய கடனை அடைப்பதற்காக எத்தனை இளைஞர்கள் தன்னுடைய கனவையும் லட்சியத்தையும் விட்டுவிட்டு வெளிநாடுகளுக்கு சென்று வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்னும் சொல்லப்போனால் நம்முடைய திட்டம் நம்முடைய சமூக கட்டமைப்பு என்பது லட்சங்களை பெற்றிருந்தால்தான் லட்சியத்தையே அடைய முடியும் என்கிற நிலையை உருவாக்கி இருக்கிறது இன்றைக்கு துறையில் சாதிக்க வேண்டும் என்று சென்ற எத்தனையோ இளைஞர்களுடைய வாழ்க்கை அப்படியே திருப்பி விடப்பட்டிருக்கிறது ஏதோ ஒரு வேலையை செய்து பிழைத்தாக வேண்டும் என்ற நிலைமைக்கு அவர்கள் ஆளாக்கப்பட்டுகிறார்கள் என்றால் அதற்கு காரணம் அங்கு புழங்கிய லட்சங்கள் தான் என்று சொல்ல வேண்டும் அங்கு ஏற்றத்தாழ்வு நிறைந்த இந்த சமூகத்தில்